வணக்கம் இப்போ நாம் crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் இருந்துச்சு செல் கால்லேருந்து பை காலாக சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே செவன்த்து ஃப்ரைடே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபோர் செவன் ஃபைவ் செவனில் பைக்கால் வந்திருக்கு பைக்கால் வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா four seven sixty eight point eighty nine காட்டுது நம்ம ஃபோர் செவன் சிக்ஸ்டி நைன் வருதா ஃபஸ்ட் ஆர்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ நமக்கு ஃபிஃப்டி செவனில் பைக்கால் வந்துட்டு ட்ரேடிங் அங்கே போய்கிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து கொடுக்கும் பை பண்ணலான்னா கேண்டில் வந்து ஓப்பன் பாயிண்ட்லேயே க்ரீன் கலரில் வந்துடும் செல் பண்ணலான்னா ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிடும் அது வரும்போதே பக்கத்தில் கால்ஸும் வந்துடும் என்ன பாயிண்ட்டு பையா இல்லை பைனா என்ன பாயிண்ட்டு செல்னா என்ன பாயிண்ட்டு டார்கெட் ஒன் என்ன டார்கெட் டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் அப்படியே லைவாக உங்களுக்கு கால்ஸும் ஜென்ரேட் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டில் பிரேக் அவுட்ஸ் நடக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் இப்போ நாம் மே செவன்த் இன்னைக்கு எப்படி க்ரூட் ஆயில் இந்த ஒன் மினிட் சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது அது ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ப்ரீவியஸாக ஆக்சுவலி செல் கால் வந்துச்சு இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனது ஒரு ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டிக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு அப்போதைக்கு நமக்கு ஃபோர் செவன் நைன்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா செல் கால் காட்டுச்சு அது செல் கால் வந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுனில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் இறங்குச்சு இறங்கிட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெக்கவரி கொடுத்து மேலே வந்துச்சு அந்த ரெக்கவரி இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான ரேஞ்சாக இருக்கனால நமக்கு இப்போ பைக்காலாக ஜெனரேட் ஆச்சு ஸோ பைக்கால் ஜெனரேட் ஆனது இப்போ நமக்கு ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் இப்போ ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து வந்துருச்சு இப்போ ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இப்போ பையிங் ட்ரெண்டுன்றனால கேண்டில்ஸ் ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது இப்போ அடுத்த ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிலுடைய கலர் சேஞ்சே ஆகாது க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வந்தது அதுக்கு எக்ஸாம்பிள் கூட பார்த்துக்கோங்க செல் கால் டுவெல் தேர்ட்டிக்கு வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா கேண்டில்னுடைய கலர் ஆக்சுவலி இன் பிட்வீனில் நிறையா டைம் ரெக்கவரி கொடுத்துச்சு ரெக்கவரி கொடுத்தாலும் இப்போ நமக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக்குக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கொடுத்து மேலே பிரேக் அவுட்லாம் நடந்துச்சு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் போல் அப்போ தான் நமக்கு பைக்கால் வந்துச்சு ஃபோர் செவன் ஃபிஃப்டி செவனில் வந்தது இப்போ ஃபோர் செவன் செவன்ட்டியில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்போ நம்ம அடுத்து ஒரு செல் காலும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் செல் காலும் எப்படி ஓப்பன் ஆகி அச்சீவ் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் மேலே ஆகுது ஈவினிங் வந்து நல்ல ஒரு யூஎஸ் மார்க்கெட்லாம் வர டைம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக மார்க்கெட் வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு பெரிய கேண்டிலில் இறங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து செல்லிங்காக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது செல்லிங்காக மாறிடுச்சு இப்போ நமக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் ஃபிஃப்டி ஒனில் ஜென்ரேட் ஆயிருக்கு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா four seven thirty eight point thirty nine point twelve காட்டுது நம்ம தேர்ட்டி எயிட் வருதானே பார்க்கலாம் ஃபோர் செவன் தேர்ட்டி எயிட் வந்து நம்ம எதிர்பார்ப்போம் இப்போ நமக்கு ஃபோர் செவன் ஃபிஃப்டி ஒனில் செல் கால் வந்தனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலர் வந்துடுது அதுக்கு ப்ரீவியஸ் பைக்கால் ஸோ அந்த பைக்கால் ஆரம்பித்ததுலேருந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்த பைக்கால்லேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே தான் இருந்துச்சு இருந்துட்டு இப்போ தான் வந்து ரெட் கலராக மாறுது ஏன்னா ட்ரெண்டு மாறுது அப்படின்றனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டு மாறும்போது கேண்டில் கலர் மாறும் கேண்டில் கலர் மாறுறது வந்து ஓப்பன் பாயிண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிரும் ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் மாறும் அது மட்டும் இல்லாமல் அது வரும்போது அப்படியே கால்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் அப்படியே உங்களுக்கு ட்ரெண்டு மாறுறது கேண்டில்ஸ் இது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்து யார் வேணாலும் இதை வச்சு ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நமக்கு ஃபோர் செவன் ஃபிஃப்டி ஒனில் வந்திருக்கு செல் கால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த செல் கால் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல்கால் வந்து பக்கத்தில் வந்துச்சு ஃபோர் செவன் ஃபார்ட்டி ஒனில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு டைம் இப்போ ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் அப்படி ஆகுது பட் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு four seven thirty eight thirty six வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பைக்கில் இறங்கியிருக்கு மார்க்கெட் ஆக்சுவலி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபைவ் ஃபைவ்க்கு ஜென்ரேட் ஆச்சு அப்போ செல் கால் ஜென்ரேட் ஆனது தொடர்ந்து ரேலிலே இருந்துச்சு இந்த செல்லிங் வந்த பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் வந்து இந்த ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக போச்சு இப்போ சடனாக ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு மார்க்கெட் வந்து இறங்குச்சு ஒரு ஃபோர் கேண்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு நமக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி நல்லா டவுன் போச்சு அதுக்கப்புறம் ரெக்கவரி கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு செவன் டென் கிட்ட ஆக போகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து செவன் டென்னுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து பிரேக் அவுட்ஸ் வந்து இப்போ தான் நடந்துச்சு ஸோ அது ஓப்பன் ஆகும்போதே டக் டக்குன்னு ஒரு பைக்கால் வந்து ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகுது ஏன்னா ஈவினிங் மார்க்கெட்டுன்றனால மூவ்மெண்ட் நல்ல ஸ்பீடாக வந்து இருக்குது ஃபோர் செவன் தேர்ட்டி நைனில் நமக்கு பைக்கால் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா four seven fifty one so fifty ஒன்னை தாண்டு தான் தேர்ட்டி நைனில் நமக்கு பைக்கால் வந்திருக்கு இது ஃபிஃப்டி ஒன்னை தான் அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே டக் டக்குன்னு ஸ்பீடான மூமெண்ட் சடனாக ஒரு மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் ஃபைவ்க்கு அப்புறமா வேகமாக வந்து ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது நல்லா பிரேக் அவுட்டும் ஆச்சு பிரேக் அவுட் ஆனதுனால ஸ்ட்ராங்கான ஒரு பைக்காலாகவும் நமக்கு வந்து இது சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது இப்படி தான் உங்களுக்கு ஓப்பனிங் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு நமக்கு வந்து ஓப்பனிங் என்ட்ரி சப்போஸ் மிஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து அடுத்த என்ட்ரிஸ் நம்ம வந்து போகலாம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கு பக்கத்துலலாம் வருது ஒரு ஒன்று ரெண்டு பாயிண்ட் வித்தியாசம் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கும் டார்கெட்டும் வந்து ஃபோர் செவன் ஃபிஃப்டி ஒன் தான் டென் பாயிண்ட்ஸ் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ட்ரி வந்து இப்போ கூட எடுக்க முடியும் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் அடிக்கடி வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் கிட்ட வந்துருச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் பைக்கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட் இப்போ பிரேக் அவுட் பண்ணிருச்சு ஃபிஃப்டி டூக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி இன்றைக்கி செல் கால் வரும்போதெல்லாம் மார்க்கெட் நல்லா இறங்குது பைக்கால் வரும்போது ஒரு டென் பாயிண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் கொடுக்குது ஸோ மேபி செல்லிங் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதுலேயும் நமக்கு எப்போல்லாம் வாங்கலாம் பை பண்ணலாம் எப்போல்லாம் வந்து ரெக்கவரி நடக்குதுன்றதையும் நமக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் அனலைஸ் பண்ணி அதுக்கும் என்ட்ரி வந்து நம்ம கொடுக்குது நம்ம டார்கெட் வந்து பத்து பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறனால நமக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஈஸியாக டார்கெட் வந்து அச்சீவ் அச்சீவ் பண்ணுது எப்பயும் பெரிய டார்கெட் ஒரு என்ட்ரியில் எய்ம் பண்ணும்போது தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சின்ன சின்னதாக ஒவ்வொரு என்ட்ரிலையும் ten point twelve point twelve point இந்த மாதிரி தான் பண்ணுறதுனால நமக்கு ஆல் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு நமக்கு ஃபோர் செவன் தேர்ட்டி நைனில் வந்த பைக்கால் ஆக்சுவலி செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு ஏறிட்டு அங்கேருந்து ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆன ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் காலாக ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபோர் செவன் தேர்ட்டி ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா four seven twenty two point twelve காட்டுது நம்ம ஃபோர் செவன் டுவெண்ட்டி டூ வருதான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்தனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும் அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ரெட் கலர்லேயே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்னுடைய பிரேக் அவுட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கும் ஒவ்வொரு என்ட்ரி வந்து கிடச்சிட்டே தான் இருக்கும் நமக்கு ரைஸ் ஆகும்போது பைக்கால் ஆகும் டவுன் வரும்போது செல் கால் ஆகும் நமக்கு வந்து கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்துருச்சு ஒரு ஒரு பாயிண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் போயிட்டுருக்கு four seven twenty five twenty four இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து four seven twenty two so four seven twenty two வருதான்னு பார்க்கலாம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆயிருக்கு இப்போ ஃபோர் செவன் டுவெண்ட்டி டூ வந்துருச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீச் அவுட் ஆச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் என்னென்ன கால்ஸ் வந்துச்சுன்னு ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எத்தனை கால்ஸ் பார்த்தோம் எப்படிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எயிட் ஓ கிளாக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஆக்சுவலி சிக்ஸ் மினிட்ஸ்லேயே டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு ஆனால் அதுக்கு மொதல் மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த செல் கால் வந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போயிருக்கு அந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து தான் இறங்கவே வந்து ஆரம்பிச்சிருக்கு செல்லிங் ரேஞ்சிலேருந்து ஓகேங்களா ஸோ எல்லா என்ட்ரியும் உங்களுக்கு வேமாக இருக்காது அந்த என்ட்ரி சப்போஸ் மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரியில் நம்மளால் இந்த மாதிரி என்ட்ராகி ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஸோ நமக்கு என்ட்ரிஸ் வந்து இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இருக்காது ஸோ இதுதான் அந்த வேமா வந்த பைக்கால் என்ட்ரி ஃபோர் செவன் தேர்ட்டி நைனில் வந்துச்சு செவன் டென்னுக்கு வந்தது நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூஸ் ரைசிங் நல்லா வந்து ஒரு ரெக்கவரியில் ஏறிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் மொமெண்டமாக தான் இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் சிக்ஸுக்கு வந்துச்சு செல் கால் அதுவும் வந்து கண்டினியூஸ் டவுன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இறங்கிக்கிட்டே இருந்துச்சு இறங்கிக்கிட்டே இருந்தது செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட்லாம் பண்ணி மார்க்கெட் நல்லா டவுனில் இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ ஈவினிங் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பைக்கால் இது த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்துச்சு ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட் ஹாரட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுச்சு ஃபோர் செவன் ஃபிஃப்டி செவனில் வந்தது செவன்ட்டி எல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இது அதுக்கு ப்ரீவியஸ் வந்த sell call four seven ninety செவனில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்தது டுவெல் தேர்ட்டிக்கு வந்தது கண்டினியூஸ் டவுன் ஸோ இப்படி தான் இன்றைக்கி மே செவன்த்து பார்த்தீங்க அப்படின்னா crude oil one minute chart வந்து ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே இதை பார்த்து டெய்லி ட்ரேடிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ணி வைப்பீங்க லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து என்ட்ரி எடுக்கிறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி நீங்களே ஓனாக இந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ